வணக்கம் பகவத்தையாவின் கருத்துக்கள் இந்த மனிதகுலத்துக்கு கிடைத்த மாபெரும் புதையல் இவருடைய கருத்துக்களை இவரின் உரையின் வாயிலாக புரிந்து கொள்வதை விடவும் இவரின் புத்தகத்தின் ஊடாக பயணிக்கும் போது மிக தெளிவான ஆழமான புரிதலை நமக்குள் ஏற்படுத்துகிறது முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஞானத்தையும் விடுதலையையும் அறிவியல் பூர்வமாகவும் அறிவின் வழியாகவும் புரிய வைக்கும் எளிய ஞானியாக பகவத்தையா இருக்கிறார் மனம் பற்றிய தெளிவான புரிதலை நமக்குள் ஏற்படுத்தும் மிக தெளிவான புத்தகங்கள் அவரின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம் ஆன்மீக தேடலுக்கும் விடை கிடைக்கிறது நூலினை நுகர்வோம் எனும் ஜூம் வரிசை மூலமாக பகவத்தையாவின் புத்தகங்களை ஞான ஆசிரியர்கள் விளக்கும் நிகழ்வு தொடங்கப்பட்டுள்ளது இதில் அனைவரும் கலந்து கொண்டு ஞான தெளிவு பெறுவோம் நன்றி Thank you.